வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ கடையில் உள்ள வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் மொறு மொறுன்னு கையில் ஆயில் ஓட்டாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு ஆனியனை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா உதுத்து விட்டுக்கோங்க ஏன்னா பின்னாடி எல்லாம் சேர்த்த பிறகு இப்படி உதுத்து விடுறது கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு தேவைப்படி சேர்த்துக்கோங்க இது வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க இது வந்து காயத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த வெங்காயத்தில் எல்லா மசாலாவும் நல்லா பிடிக்கும் இப்போ மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு ஒரு கப் அரை கப் வந்து அரிசி மாவு வந்து உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மாவெல்லாம் சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணால் ஆனியனில் வந்து அந்த மசாலா பிடிக்காது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட கொஞ்சம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும் நல்லா அழுத்தமாக பிடிக்கக்கூடாது ஏன்னா உள்ளெல்லாம் போய் வேகணும் அதனால் அழுத்தமாக பிடிக்காமல் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போது நான் எல்லாத்தையும் பிடிச்சு வச்சுருக்கேன் இப்போது பேனை ரெடி பண்ணி ஆயில் சூடாகவும் போட்டு எடுங்க ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து ஒன்று அதை மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் அப்படியே டீ கடையில் போடுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலையே செய்யலாம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸையும் நல்லா ஃபாலோ பண்ணி பண்ணால் கையில் ஆயில் ஒட்டாமல் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணலாம் பாருங்கள் இதுவும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஈஸியாக வெங்காய போண்டா நம்ம செஞ்சாச்சு நம்ம வந்து டீ போடுற நேரத்தில் இந்த மாதிரி வெங்காய போண்டா செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கையிலையும் எண்ணெய் வந்து ரொம்ப ஒட்டாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க